வணக்கம் இப்போ நாம் நேச்சுரல் கேஸ் ஃபைவ் மினிட்ஸ் இதில் வந்து சிக்னல் ஜென்ரேட்டர் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க நேச்சுரல் கேஸில் வந்து ஒர்க் அவுட் ஆகிற ஒரு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காண்டி இன்றைக்கி நேச்சுரல் கேஸில் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மே லெவன்த் ஓப்பன் ஆனது கேப் டவுனில் ஓப்பன் ஆனது இப்போ பார்த்தீங்கன்னா செல் காலாக சேஞ்ச் ஆயிருக்கு செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபோர்டீன் பாயிண்ட் தேர்ட்டியில் நமக்கு செல் கால் வந்திருக்கு ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்க அப்படின்னா two thirteen point seventy five காட்டுது செகண்ட் ஆக டூ தேர்ட்டின் பாயிண்ட் டுவெண்ட்டி காட்டுது ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி வந்து இது டார்கெட்டை அச்சீவ் பண்ண போகுது ஸோ லைவ் மார்க்கெட்டில் இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு சிக்னல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் அதாவது கால்ஸ் வந்து கொடுக்கும் பை பண்ணலான்னா க்ரீன் கலர் கேண்டில்ஸில் வரும் செல் பண்ணலான்னா ரெட் கலரில் வரும் அதனால தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆகும்போது நம்ம பார்த்தோம் க்ரீன் கலரில் இருந்த கேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு செல்லிங் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனதுனால அடுத்த கேண்டில் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு ரெட் கலரில் வந்து ஓப்பன் ஆச்சு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல்லிங் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் உங்களுக்கு கேண்டலுடைய கலர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் கலரில் தான் இருக்கும் இது பைங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு இப்போ செல் ட்ரெண்டுன்றனால நமக்கு பார்த்தீங்கன்னா டூ ஃபோர்டீன் தேர்ட்டியில் வந்து செல் கால் வந்து வந்திருக்கு அதே மாதிரி ஒரு கேண்டில் ஓப்பன் பாயிண்டில் தான் நமக்கு அது பயோ செல்லும் அந்த ஓப்பன் பாயிண்ட்லேயே வந்துடும் அதே மாதிரி டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம்னு நமக்கு வந்து வந்துடும் இப்போ நமக்கு ஸ்டாப்லாஸ் காட்டுறது பார்த்தீங்கன்னா டூ ஃபோர்டீன் பாயிண்ட் எயிட்டி காட்டுது நமக்கு ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்க அப்படின்னா two thirteen point seventy five கிட்ட காட்டுது நம்ம செகண்ட் டாரட் பார்த்தீங்க அப்படின்னா டூ தேர்ட்டின் பாயிண்ட் டுவெண்ட்டி காட்டுது நம்ம வந்து ஒன் பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஒன் பாயிண்ட் ப்ராஃபிட் நேச்சுரல் கேஸில் எடுக்க முடியுதா அப்படின்றத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுது எப்படி வந்து மூமெண்ட்ஸ் கொடுக்குது இன்றைக்கி என்ன மாதிரி கால்ஸ் வேறு ஜென்ரேட் ஆகுதா இல்லை இந்த ஒரு கால் தானா அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி டே மூமெண்ட் எப்படி இருக்குன்ட்டும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம் இது பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ் ஃபைவ் மினிட் சார்ட்டில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நேச்சுரல் கேஸ் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓ கிளாக் ஆகுது நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஆக்சுவலி ஜென்ரேட் ஆச்சு nine o'clock market open ஆச்சு கேப் டவுனில் நம்ம nine o'clock market Cape டவுனில் ஓப்பன் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செல்காலா வந்து நைன் ஃபைவ்க்கு சேஞ்ச் ஆச்சு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூஸ் டவுனு டவுன் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் டவுனில் இருந்துட்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி ஒரு பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டீன் பாயிண்ட் டுவெண்ட்டியில் ட்ரேடிங் போயிட்டுருக்கு நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது டூ ஃபோர்டீன் தேர்ட்டியில் ஸோ இப்படி தான் நேச்சுரல் கேஸில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் இது செல் கால்ன்றனால ரெட் கலர் கேண்டிஸ்டிக் அப்படியே டவுன் ட்ரெண்ட் அப்படியே உங்களுக்கு காட்டுது பட் என்னுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் வந்து க்ரீன் கலரில் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ஆயிரும் அது ஏன்னா பையிங் ட்ரெண்ட் இன்டிமேட் பண்ணுறக்காண்டி இதில் உங்களுக்கு கால்ஸ் ரிப்பீட் ஆகாது இப்போ செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்றனால செல் கால் வந்திருக்குல்ல அடுத்த ட்ரெண்ட் பையிங் ட்ரெண்ட் தான் ஸோ அதுக்கு வந்து பை காலாக வந்து சேஞ்ச் அவுட் ஆயிரும் ஸோ இது பார்த்தீங்கன்னா natural gas sell call generate ஆனது நம்ம பார்த்தோம் ஜென்ரேட் ஆனது நல்லா டார்கெட் அச்சீவ் பண்ணுச்சு அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு எயிட் ஓ கிளாக் அப்புறம் பார்த்தீங்கன்னா பைக்காலாம் சேஞ்ச் ஆயிருக்கு டூ ஃபோர்டீன் ஃபார்ட்டியில் அது சேஞ்ச் ஆனதுலேருந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே வந்துச்சு பட் வந்து ஸ்டாப்லாஸ் ட்ரிகராக முன்னாடியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பைக்கால் வந்தது two fourteen forty first arrow two fourteen ninety காட்டுது second arrow two four fifteen point forty seven காட்டுது ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் செகண்ட் டார்கெட்டை ரீச் அவுட் பண்ணுதா செகண்ட் டார்கெட் ரீச் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு ஒன் பாயிண்ட் டென் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் நம்ம அந்த ஒரு பாயிண்ட் ப்ராஃபிட் வருதா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ஸோ இது பை கால் அப்படின்றனால கேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்குது செல் கால் அப்படின்னா ரெட் கலர்ஸில் வந்து கேண்டில்ஸ் வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுக்கும் ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு அதுக்கு ப்ரீவியஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா செல் கால் வந்துச்சுல அது பார்த்தீங்கன்னா actually two twelve point ten வரைக்கும் டவுன் போ போச்சு ஈவினிங் ஒரு செவன் ஓ கிளாக் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட்லேயே தான் இருந்துச்சு செவன் ஓ கிளாக் அப்புறம் தான் ட்ரெண்ட் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் ரெக்கவரி கொடுத்துச்சு ரெக்கவரி கொடுத்ததுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் அப்பர் சைடில் நடந்துச்சு அந்த பிரேக் அவுட் அப்பர் சைடில் நடந்ததுக்கப்புறம் தான் அந்த கால் பார்த்தீங்க அப்படின்னா பைக்காலாக சேஞ்ச் அவுட் ஆகிட்டு நமக்கு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துச்சு ஈவினிங் டைம் நல்ல ஹெவி மூவ்மெண்ட் குட் வாலட்டைல்ன்றனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேண்டிலே ஆக்சுவலி பாயிண்ட் ஃபிஃப்டி ரொம்ப கேஷுவலாக வந்து மூவ் பண்ணுது பட் ஆனால் ஸ்ட்ராங்காக இன்னும் ஒன் சைடு மூவ் பண்ண மாட்டேங்குது நமக்கு இன்னும் பைக்கால் வந்த ரேஞ்சில் தான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாக வந்து போயிட்டு இருந்திருக்கு ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் பைக்காலுக்கு கீழே தான் இருக்குது இது டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ஸ்டாப் ஆன்ட்டு டைம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நைன் ஓ கிளாக் ஆகுது மார்க்கெட் இப்போ ஃபஸ்ட் ஹார்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு டூ ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆச்சு ஸோ நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது ஒரு எயிட் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் ஜென்ரேட் ஆச்சு அது இப்போ டார்கெட் அச்சீவ் பண்ணது பார்த்தீங்கன்னா நைன் ஓ கிளாக் கிட்டக்க டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் நமக்கு பார்த்தீங்கன்னா பை கால் ஜென்ரேட் ஆனது நல்லாவே வந்து டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ண மூலிமா உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி நீங்களே இதை வச்சு ஓனாக ட்ரேட் பண்ணி உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள்